ஜாவா வில் நான் ஸ்டாட்டிக் ப்ளாக் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு இதில் நாம் கற்க போவது நான் ஸ்டாட்டிக் ப்ளாக் எப்போது நான் ஸ்டாட்டிக் ப்ளாக் இயக்கப்படுகிறது நான் ஸ்டாட்டிக் ப்ளாக் க்கு உதாரணம் ஏன் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் தேவை நாம் பயன்படுத்துவது உபுண்டு வெர்ஷன் 1110 ஜேடிகே 16 எக்லிப்ஸ் 370 இந்த டுடோரியலை தொடர எக்லிப்ஸ் பயன்படுத்தி ஜாவாவில் கன்ஸ்ட்ரக்டர் உருவாக்க தெரிய வேண்டும் இல்லையெனில் அதற்கான டுடோரியலை இந்த தளத்தில் காணவும் நான் ஸ்டாட்டிக் ப்ளாக் என்றால் என்ன என காணலாம் இரு கர்லி bracketகளுக்கு இடையேயான கோட் நான் ஸ்டாட்டிக் ப்ளாக் எனப்படும் இங்கே அதன் சின்டாக்ஸ் எப்போது நான் ஸ்டாட்டிக் ப்ளாக் இயக்கப்படுகிறது உருவாக்கப்படும் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் க்கும் non ஸ்டாட்டிக் ப்ளாக் இயக்கப்படுகிறது கன்ஸ்ட்ரக்டர் ன் இயக்கத்திற்கு முன் இது இயக்கப்படுகிறது கிளாஸ் ன் இன்ஸ்டான்ஸ் மெம்பர் வேரியபிள்ஸ் ஐ இது இனிஷியலைஸ் செய்யலாம் கணக்கீடு போன்ற மற்ற இயக்கங்களையும் block ல் கொடுக்கலாம் இப்போது Eclipse க்கு வந்து non ஸ்டாட்டிக் block ஐ பயன்படுத்த முயற்சிப்போம் Eclipse ல் நான்ஸ்டாடிக்டெஸ்ட் என்ற class ஐ திறந்து வைத்துள்ளேன் ஆ என்ற class ஐயும் உருவாக்கியுள்ளேன் கிளாஸ் A னுள் இன்ட் type ல் ஒரு variable ஐ முதலில் உருவாக்குவேன் எழுதுக இன்ட் ஆ செமிகோலன் பின் enter செய்க curly bracketகளினுள் எழுதுக system dot out dot println bracketகளினுள் இரட்டை மேற்கோள்களில் non static block of an instance of class ஆ செமிகோலன் பின் எழுதுக system dot out dot println bracketகளினுள் இரட்டை மேற்கோள்களில் The value of a is plus a semicolon இப்போது ஒரு கன்ஸ்ட்ரக்டரை டிக்ளேர் செய்வோம். எழுதுக பப்ளிக் a ஓப்பனிங் மற்றும் க்ளோசிங் பிராக்கெட்ஸ் கர்லி பிராக்கெட்டை திறந்து என்டர் செய்க. பின் எழுதுக system.out.println bracket kalinul இரட்டை மேற்கோள்களில் constructing object of type a semicolon pin system.out.println bracket kalinul இரட்டை மேற்கோள்களில் the value of a is plus a semicolon இப்போது ஃபைலை சேமிப்போம் Eclipse ல் class nonstatictest னுள் class A க்கு ஒரு object ஐ உருவாக்குவோம். எழுதுக A space a1 equal to new space a opening மற்றும் closing brackets semicolon. அடுத்த வரியில் கிளாஸ் A க்கு மற்றொரு ஆப்ஜெக்ட் ஐ உருவாக்குவோம். எழுதுக a space a2 equal to new space a opening மற்றும் closing brackets semicolon. ஃபைலை சேமித்து இயக்குவோம். அழுத்துக Ctrl S பின் Ctrl F11 பெறும் வெளியீடு பார்ப்பது போல முதல் ஆப்ஜெக்ட் உருவாக்கப்படும் போது non ஸ்டாட்டிக் ப்ளாக் இயக்கப்படுகிறது non static block of an instance of class ஆ இன்ஸ்டான்ஸ் வேரியபிள் ஆ 0 க்கு இனிஷியலைஸ் செய்யப்படுகிறது பின் அந்த கன்ஸ்ட்ரக்டர் இயக்கப்படுகிறது கன்ஸ்ட்ரக்டிங் ஆப்ஜெக்ட் ஒஃப் டைப் ஆ இங்கே இன்ஸ்டான்ஸ் வேரியபிள் மீண்டும் 0 க்கு இனிஷியலைஸ் செய்யப்படுகிறது இரண்டாம் ஆப்ஜெக்ட் உருவாக்கப்படும் போது மீண்டும் non ஸ்டாட்டிக் ப்ளாக் இயக்கப்படுகிறது இந்த புரோசெஸ் திரும்ப திரும்ப செய்யப்படுகிறது கிளாஸ் ல் பல non ஸ்டாட்டிக் blocks ஐ வைக்க முடியும் இங்கே கிளாஸ் ல் அவை தோன்றும் வரிசையில் அவை இயங்குகிறது அதை இப்போது முயற்சிக்கலாம் முதல் கிளாஸ் A க்கு பின் மற்றொரு block ஐ சேர்ப்போம் கர்லி bracketகளினுள் மீண்டும் எழுதுக system dot out dot println bracketகளினுள் இரட்டை மேற்கோள்களில் second non static block of an instance of class ஆ semicolon பின் system dot out dot println bracketகளினுள் இரட்டை மேற்கோள்களில் the value of a is plus a semicolon file ஐ சேமிக்கவும் அழுத்துக Ctrl S புரோகிராம் ஐ இயக்க அழுத்துக Ctrl F11. பெரும் வெளியீடு பின்வருமாறு முதல் பிளாக் இயக்கப்பட்ட பின் இரண்டாவது இயக்கப்படுவதை காண்கிறோம் அதன் பின்னேதான் கன்ஸ்ட்ரக்டர் இயக்கப்படுகிறது இப்போது நாம் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஏன் தேவை என நினைக்கலாம் விடை நமக்கு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் தேவையில்லை ஆனால் non ஸ்டாட்டிக் ப்ளாக் பாராமீட்டரைஸ்ட் ஆக இருக்க முடியாது வெளியில் இருந்து மதிப்புகளை பெறும் ஆப்ஜெக்ட்ஸ் ஐ நாம் வைத்திருக்க முடியாது எனவே non ஸ்டாட்டிக் ப்ளாக் என்பது க்கு மாற்று இல்லை சுருங்க சொல்ல இந்த tutorialலில் நாம் கற்றது non ஸ்டாட்டிக் ப்ளாக் மற்றும் அதை பயன்படுத்துவது சுய பரிசோதனைக்கு ப் என்ற கிளாஸை ஐ உருவாக்குக ஒரு non ஸ்டாட்டிக் ப்ளாக் மற்றும் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஐ உருவாக்குக ஏற்கனவே உருவாக்கிய கிளாஸ் நான்ஸ்டாடிக்டெஸ்ட் ல் கிளாஸ் ப் ன் ஆப்ஜெக்ட் ஐ உருவாக்குக வெளியீட்டைக் காண்க மேலும் அறிய இந்த இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும் இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது இணைப்பு வேகமாக இல்லையெனில் தரவிறக்கி காணவும் ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது இணையத்தில் தேர்வெழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது மேலும் விவரங்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும் contactspoken tutorialorg ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும் இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய மார்ட் இன் ஐசிடி மூலம் தேசிய திட்டத்தின் வழியே கிடைக்கிறது மேலும் விவரங்களுக்கு spoken hyphen tutorial dot org slash NMEICT hyphen intro இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது தமிழாக்கம் பிரியா நன்றி